மாய மீன் மரம் ஜோத்பூர் கிராமத்துல விபின் தன்னோட நண்பர்களோட கில்லி விளையாடிட்டு இருந்தான் அப்பதான் அவனோட நண்பன் வெங்கட் அந்த இடத்துக்கு ஓடி வந்தான் அப்புறம் கத்த ஆரம்பிச்சான் ஏப்பா விபின் உங்க வீட்டை ஜப்தி பண்றதுக்காக பேங்க்காரங்க வந்திருக்காங்க உங்க அப்பா ஏதோ கடன் வாங்கியிருக்காரு இருக்காரு அத சரியான சமயத்துல கட்டாம விட்டுருக்காரு அதனால பேங்க்காரங்க சில ரவுடிங்களை கூட்டிக்கிட்டு வந்து வீட்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் வெளியில தூக்கி போடுறாங்க சீக்கிரம் வாப்பா வா வா என்னப்பா சொல்ற இந்த விஷயத்த என் அப்பா என்கிட்ட கூட சொல்லலையே வா வா சீக்கிரம் வா விபினும் வெங்கட்டும் அந்த இடத்துக்கு போனப்ப பேங்க் ஆபீசர்ஸ் பொருட்கள் எல்லாத்தையும் வெளியில வீசிக்கிட்டு இருந்தாங்க விபின் அவங்கள போய் தடுத்தான் அப்ப பேங்க் ஆபீசர் என்ன சொன்னாருன்னா என்னப்பா இப்ப உங்களுக்கு அவமானமா இருக்கா கடனை வாங்கினா அதை ஒழுங்கா திருப்பி கட்டணும் இல்லையா மரம் மாதிரி வளர்ந்துருக்க வயசான உங்க அப்பா வாங்கின கடனை உன்னால அடைக்க முடியாதா என்ன சார் நீங்க எனக்கு ஒரு மாசம் அவகாசம் கொடுங்க உங்களோட எல்லா கடனையும் நான் அடைச்சிடுறேன் அப்படி சொன்னதும் பேங்க்காரங்க எல்லாம் இருந்து கிளம்பிட்டாங்க விபின் அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு ஒரு காக்கா வந்து ஒரு லெட்டரை பிபினோட முன்னாடி வீசிட்டு போயிடுச்சு அட இது என் தாத்தா எழுதின லெட்டர் மாதிரி இருக்கு அவர் இறந்து போய் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சே இதுல என்னமோ எழுதி இருக்கு அப்பா இங்க பாருங்க அங்க போறதுக்கான வரைபடமும் இருக்கு வாப்பா வெங்கட் நீ ஏன் கூட வா நாம அங்க போவோம் அங்க போய் அந்த மாய மீன் மரத்துல இருந்து மீன்களை எடுத்துட்டு வந்து பணம் சம்பாதிப்போம் உனக்கு என்ன பைத்தியமா மரத்துல மீனா அட நீ வேற இந்த லெட்டர்ல இருக்கிறது எல்லாத்தையுமா நீ நம்பிடுவ என்னப்பா பண்ண சொல்ற வெங்கட் என்கிட்ட இப்போதைக்கு எந்த வழியுமே இல்ல சரி என் கூட வா இப்படி ரெண்டு நண்பர்களும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போனாங்க ஆத்த கடந்ததுக்கு அப்புறமா அங்க அவங்க ஒரு பெரிய பாம்ப பார்த்தாங்க அப்ப அந்த பாம்பு என்ன கேட்டுச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் நல்ல திடமா இருக்கீங்க சொல்லுங்க உங்கள யாரு எனக்கு உணவா மாற போறீங்க எனக்கு இப்ப வயசாயிடுச்சு அப்புறம் எனக்கு ரொம்பவே பசியா இருக்கு அப்ப வெங்கட் சொன்னா அட என்னப்பா இது நான் கூட வந்து எப்படி மாட்டிக்கிட்டேன் பாத்தியா உடனே விபின் என்ன சொன்னான்னா பாம்பே நான் இப்போ ஒரு மாய மீன் மரத்தை தேடி இங்க வந்திருக்கேன் அது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நான் உங்களுக்கு உணவா வரேன் அதனால இப்போதைக்கு எங்களை விட்டுருங்க <laughs> மனுஷங்க சரியான ஏமாத்துக்காரங்க நீ சொல்றத நான் எப்படி நம்புறது ஐயா பாம்பே நீங்க ஒரு வேலை பண்ணுங்க வெங்கட்டுக்கு அந்த மரத்தை மட்டும் காட்டி விடுங்க நான் உங்களுக்கு இப்பவே உணவா மாறிடுறேன் நீங்க என்ன சாப்பிடலாம் எல்லாரும் நான் பேசினத கேட்ட உடனே ஓடி போயிடுவாங்க ஆனா நீ ஒருத்த மட்டும்தான் இங்கேயே நிக்கிற அப்படின்னா நீ ஒரு நேர்மையான மனுஷன் தெரியுது அங்க பாரு அதுதான் மாய மீன் மரம் உனக்கு எவ்வளவு மீன் வேணுமோ போய் எடுத்துட்டு போ பாம்பு அப்படி சொன்னதும் அந்த இடத்துல ஒரு மாய மரம் மீன்களோட நிறைஞ்சி அந்த இடத்துல தோன்றுச்சு அப்புறம் அந்த பாம்பு மறைஞ்சிருச்சு அப்புறம் விப்பினும் வெங்கட்டும் எல்லா மீன்களையும் எடுத்துட்டு வந்து மார்க்கெட்ல வித்தாங்க இது போல ஒரு மாசத்துக்குள்ள விப்பின் பேங்க் கடன் மொத்தத்தையும் அடைச்சிட்டான் அப்புறம் அவங்க முன்னோர்களோட வீட்டை காப்பாத்திட்டான் ஏழையின் வித்தியாசமான ஆட்டோ இது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் மயூரிங்கிற பேர்ல ஒரு கிராமம் இருந்துச்சு அங்க சீதாராமங்கிற பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தான் அந்த ஆளு ஒரு மேஸ்திரியா இருந்தான் அவனோட மகனும் மருமகனும் இறந்து போயிட்டாங்க அதனால சீதாராம் தன்னோட பேரன் சித்துவோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாரு சீதாராம் முதுமையால அவஸ்தப்பட்டுகிட்டு இருந்தாரு அதனால அவருக்கு மேஸ்திரியா வேலை செய்ய அதிகமா வேலைகள் எதுவுமே கிடைக்கல ஒரு நாள் அவர் தன்னோட வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அப்ப அவரோட நண்பன் வீர் சிங் அந்த இடத்துக்கு வந்தாரு என்னப்பா எப்படி இருக்க சீதாராம் உன்னை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தோணுது நண்பா வீர் சிங் என்ன பண்றது என் நிலைமை அப்படி ஆயிடுச்சே எனக்கு என்ன தோணுதுன்னா இனிமே என்னால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்னு தோணுது என்னோட வருமானம் கூட ரொம்பவே குறைய ஆரம்பிச்சது ஆனா நான் என்னோட பேரனை கண்டிப்பா கவனிக்கணும்ல நான் ஏதோ ஒன்று பண்ணி ஒரு வழியா அவனோட ஸ்கூல் ஃபீஸை கட்டிட்டேன் ஆனா என்னால் அவனை தினமும் காலையிலயும் சாயங்காலமும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக முடியல இங்க பாருப்பா சீதாராம் இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல நான் என்னோட ஆட்டோல உட்கார வச்சுக்கிட்டு கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுடுறேன் அப்புறம் ஸ்கூல்ல இருந்தும் பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் அதை நினைச்சு நீ கவலைப்படாத வீர் சிங்குக்கு குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் அதனால அவரு சித்துவ மட்டும் இல்லை கிராமத்துல ஏழை குழந்தைகள் எல்லாரையும் தன்னோட ஆட்டோல உட்கார வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டாரு கொஞ்ச நாட்கள் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆனா திடீர்னு ஒரு நாள் சித்துவ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக வீர் சிங் வரவே இல்லை எல்லா குழந்தைங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அடுத்த நாள் கூட வீர் சிங் வரவே இல்லை உடனே சித்து சீதாராம் கிட்ட போய் சொன்ன தாத்தா தாத்தா வீர் சிங் தாத்தா ரெண்டு நாளா எங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக ஆட்டோ எடுத்துட்டு வரவே இல்ல எதுக்கும் நான் அவரோட வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வரேன் என்ன ஆச்சுன்னு நமக்கும் தெரியணும்ல அப்புறம் சித்து வீர் சிங்கோட வீட்டுக்கு போனான் அப்ப அங்க வீட்டுக்கு பக்கத்துல உடஞ்சு போயிருந்த ஆட்டோவை பார்த்தா அவன் உள்ள போய் பார்த்ததும் வீர் சிங் தலையிலயும் கையிலயும் பேண்டேஜ் போட்டிருந்தத பார்த்தான் வீர் சிங் தாத்தா உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு வாப்பா சித்து வா முந்தா நேத்து ஒரு லாரிக்காரன் குடி போதையில என் ஆட்டோ மேல வந்து மோதிட்டான்ப்பா எனக்கு சின்ன காயங்கள் தான் ஏற்பட்டிருக்கு ஆனா என்னோட ஆட்டோ மொத்தமா சின்ன பின்னமா ஆயிடுச்சு அதனாலதான் என்னால வர முடியாம போயிடுச்சு சித்து வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் தன்னோட தாத்தா கிட்ட சொன்னான் அப்பதான் சித்து ஒரு விஷயத்த கேட்டான் இங்க பாருங்க தாத்தா வீர் சிங் தாத்தாவோட ஆட்டோவ சரி பண்றதுக்காக லட்ச ரூபாய் செலவாகும் போல இருக்கே நீங்க தான் பெரிய மேஸ்திரி ஆச்சே அதனால நீங்க அந்த ஆட்டோவை செங்கலும் சிமெண்டால புதுப்பிக்கலாம்ல அதோட இன்ஜின் சூப்பரா இருக்குல்ல அதோட பாடிக்கு மட்டும் வித்தியாசமான வடிவத்தை கொடுத்துடலாம் ஐடியா ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்ப நான் நாளைக்கே என்னோட வேலையை ஆரம்பிச்சிடுறேன் அப்புறம் சீதாராம் ஒட்டுமொத்த ஆட்டோவுக்கும் கல்லு அப்புறம் சிமெண்டால ஒரு புது வடிவத்தை கொடுத்தாரு அடுத்த நாள்ல இருந்து பீம்சிங் அந்த ஆட்டோல மறுபடியும் எல்லா குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு போய் ஸ்கூல்ல விட ஆரம்பிச்சாரு அப்ப கிராமத்துல இருந்த ஜனங்கள்லாம் செங்கல்லாலையும் சிமெண்டாலையும் உருவான ஆட்டோ பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க சீதாராமோட இந்த வேலையை பார்த்துட்டு மறுபடியும் அவருக்கு ஏராளமான வேலைகள் தானா தேடி வர ஆரம்பிச்சது அப்புறம் சீதாராம் தன்னோட பேரன் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு ஏழ்மையான பலூன் விக்கிறவன் இது சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் சாரங்பூருங்கிற ஒரு கிராமத்துல விமலுங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான் அவன் தெரு தெருவா போய் பலூன் வித்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு தங்கச்சியும் இருந்தா அவ பேரு ராதா விமல் அப்புறம் ராதாவோட அப்பா சில வருஷங்களுக்கு முன்னாடியே தவறிட்டாரு அப்புறம் அவங்களோட அம்மா ரமா நாலஞ்சு வீட்டுல வீட்டு வேலைகளை செஞ்சு அவங்க வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் விமல் பலூனை எடுத்துக்கிட்டு வெளியே இருக்கும் போது அப்ப அவங்க அம்மாவோட கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை பார்த்ததும் என்னோட அம்மாவுக்கு கட்டிக்க நல்ல அழகான சாரி ஒன்னு கூட இல்ல பாவம் நான் இன்னைக்கே அவங்களுக்காக நிறைய பலூன்ஸை வித்துட்டு ஒரு புது சாரி வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பேன் சரிம்மா நான் வியாபாரத்துக்கு கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு விமல் பலூன்ஸை எடுத்துக்கிட்டு பஜாருக்கு கிளம்பிட்டான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் சுத்தினான் ஆனா யாருமே ஒரு பலூனை கூட வாங்கவே இல்ல அவன் திரும்பி வீட்டுக்கு வந்ததும் அவனோட தங்கச்சி அவன் கிட்ட என்ன கேட்டான்னா அண்ணா இன்னைக்கு நீங்க எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க நீங்க தானே சொன்னீங்க பேல்பூரி வாங்கிட்டு வரேன்னு அத மறந்துட்டீங்களா என்ன தங்கச்சி அப்படி கேட்டதும் விமல் ரொம்பவே வருத்தப்பட்டான் அடுத்த நாள் விமல் பலூனை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புனதும் அப்ப அங்க இருந்த ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட பலூன் வாங்கி தர சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான் அப்பா அப்பா அந்த பலூன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ஒன்னே ஒன்னு வாங்கி கொடுங்கப்பா இந்தாப்பா பலூன்கார பையா ஒரு பலூன் என்ன வேலை சார் நான் ஒரு பலூனை மூணு ரூபாய்க்கு தான் வித்துக்கிட்டு இருக்கேன் ஆனா உங்களோட இந்த அழகான பையனுக்காக நான் ரெண்டு ரூபாய்க்கு தரலான்னு இருக்கேன் என்னது ரெண்டு ரூபாவா ஒரு ரூபாய்க்கு தரதா இருந்தா இல்லன்னா கிளம்பு இல்லனா இடத்த காலி பண்ணி போயிட்டேரு ஒரு ரூபாய்க்கு பலூன் வித்தா எனக்கு கட்டுப்படி ஆகாது சார் விருப்பம் இருந்தா கொடு இல்லனா கிளம்பி போ அந்த ஆள் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அவன் வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா கீழே படுத்திருக்கிறத பார்த்தான் அப்புறம் ராதா பக்கத்துல உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தா உடனே விமல் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து ரமாவோட முகத்துல தெளிச்சு விட்டான் அப்புறம் ரமாவுக்கு மயக்கம் தெளிஞ்சு சுய நினைவு வந்துருச்சு அப்ப ரமா என்ன சொன்னாங்கன்னா பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லப்பா கடந்த ரெண்டு நாளா நான் எதுவுமே சாப்பிடல எதெல்லாம் மிச்சம் மீதி இருந்ததோ அதெல்லாம் உனக்கும் உன் தங்கச்சிக்கும் பகிர்ந்து கொடுத்தேன் அதனாலதான் எனக்கு கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு அதனால கீழே விழுந்துட்டேன் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லை அம்மா நான் இப்போவே போய் கொஞ்சம் மருந்தும் மாத்திரையும் வாங்கிட்டு வரேன் ராதா நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்க இத பாருப்பா இன்னைக்கு கூட நீ எந்த பலூனையும் விக்கவே இல்லல்ல மருந்து மாத்திரை வாங்கணும்னா பணத்துக்கு நீ எங்கப்பா போவ நீங்க அத நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா விமல் பஜாருக்கு போய் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வெளியே நின்னுகிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்பதான் ஒரு ஆள் வந்து தலை சுத்தலுக்கும் ஜுரத்துக்கும் சேர்த்து ஒரு மாத்திரையை கேட்டாரு அப்ப அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் மருந்தை எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வச்சாரு உடனே விமல் அங்க போய் அந்த மருந்து மாத்திரையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தன்னோட வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சான் எல்லாரும் அவன் பின்னாடி ஓடி வந்தாங்க அவன் வீட்டுக்கு வந்ததும் ரமா அவன் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா மருந்து எப்படி கிடைச்சதுன்னு கேட்டாங்க அதுக்கு விமல் சொன்னா அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா என்ன மன்னிச்சிருங்க நான் இந்த மாத்திரைய திருடிக்கிட்டு வந்திருக்கேன் அந்த நேரம் மெடிக்கல் ஷாப் ஓனரும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்தாரு அவங்க ரெண்டு பேரும் பேசினத பாத்துக்கிட்டே இருந்தாரு அப்ப ரமா என்ன சொன்னாங்கன்னா இங்க பாருங்கய்யா அவனை தயவு செஞ்சு அடிக்காதீங்க அவன் மருந்து மாத்திரைய எனக்காக தான் திருடிக்கிட்டு வந்தான் அதெல்லாம் பார்த்ததும் மெடிக்கல் ஷாப் ஓனர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு இங்க பாருப்பா ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கோ எந்த ஒரு நிலைமையிலயும் எந்த பொருளையும் திருடக்கூடாது